Chip. ஹலோ கைஸ் நான் உங்கள் கேட்கே இது உங்கள் சிறுதர் கேமிங் ஸோ இன்றைக்கி என்னுடைய இடம் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எம்ஃபை இன்டர்கனில் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த ஹெட்ஷாட்டுங்கிறது விடவே விடாது ஸோ அதை ஒரு சின்ன செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி எம்ஃபை இன்டர்கனில் ஹெட்ஷாட் அடிக்கிறது அதை பற்றி அந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வேண்டு வரையும் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெலிகிராம் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம தெரிஞ்சுங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரகசிய ரூமை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம வாட்ச் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட ஃபேஸை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துங்க என்னோட ஃபேஸ் அதுதான் ஓகேவா ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் Zero Zero Gaming. Zero Zero Gaming. So அந்த எம்ஃபைன் கண்ணில் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் ஒன் டாப் அடிக்கவே முடியாது எவ்வளோ தான் ட்ராக் பண்ணி பார்த்தாலும் ஒன் டாப் பிளவே இல்லாது ஒரு டைமுக்கு மேலே எதுக்கடா இந்த கண்ணை எடுத்தோம் இதுக்கு பதில் பிஸ்டலே எடுத்துடலாமே அப்படின்னு தோணும் ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இந்த எம்ஃபைன் இருக்கனில் ஈஸியாக ஹெட்ஷாட் அடிக்கணும் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் தான் எப்போதுமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுக்கு பதில் இந்த கன் எடுக்கிறப்பலாம் எம்ஃபைன் எடுக்கிறப்பலாம் ப்ரெசிடான் ஸ்கோப்புக்கு மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அதாவது ப்ரெசிடான் ஸ்கோப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு தடவை எம்ஃபைன் கண்ணில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெட்சாட் விழுக்கும் ஏன் நான் டிஃபால்ட்லேயே ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டில் பொறுத்தவரையும் நீங்கள் எட்டுவே டார்கெட் பண்ணி ட்ராக் பண்ணாலும் துல்லியம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணால் தான் உங்களுக்கு ஒன் டாப் விழுவும் ஆனால் ப்ரெஸ்ஸான ஸ்கோப்பில் அப்படி கிடையாது நீங்கள் எட்டு டார்கெட் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு ஒன் டாப் விழுந்துடும் ஆனால் டிஃபால்ட்டை பொறுத்த வரையும் துல்லியத்தை ட்ராக் தான் உங்களுக்கு ஒன் டாப் விழுவும் ஓகேவா ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரெஸ்ஸான ஸ்கோப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒன் டாப் விழுவும் நீங்கள் ஒரு எட்டு டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸான ஸ்கோப் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டாப் விழுந்துடும் முடிஞ்சளவு ஒரு ப்ரெஸ்ஸான ஸ்கோப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது உங்களுக்கு வந்து எம்ஃபைண்டில் வரவே இல்லை ஒன் டாப் வரலன்னு சொல்கிறவங்க மேபி வந்து பிரஸ் அண்ட் ஸ்கோப்பு ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒன் டாப் அடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றபடி எந்த நோக்கத்தோட சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் உங்கள் எஸ்டியில் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்